திமுக வெற்றி பெற்றதால் வேண்டுதலை நிறைவேற்ற நாக்கை அறுத்துக்கொண்டு பெண்ணின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து திமுக கூட்டணி நூற்று ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது திமுக மட்டும் நூற்று இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி உள்ளது கலைஞரின் மறைவுக்கு பிறகு திமுகவை தலைமையேற்று நிர்வகித்து வந்த ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் திமுக தொண்டர்கள் பரவசத்தில் உள்ளனர் தேர்தலுக்கு முன்பு பல்வேறு கவர்ச்சிகர வாக்குறுதிகளை கொடுத்துள்ள ஸ்டாலின் முதல்வரான பின்னர் போடப்போகும் முதல் கையெழுத்து என்ன என்ற எதிர்பார்ப்பு வாக்களித்த சாமானியர்களுக்கு இருந்துள்ளது இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த வனிதா என்பவர் தீவிர திமுக விசுவாசியாக இருந்து வந்துள்ளார் இவர் தேர்தலுக்கு முன்னர் ஸ்டாலின் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனால் தனது நாக்கை அறுத்து காணியாக்குவதாக கோயிலில் வேண்டியுள்ளார் அதன்படி தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வர் ஆகவுள்ளதால் இன்று பரமக்குடி அருகே உள்ள முத்தாலம்மன் கோயிலுக்கு சென்றுள்ளார் வனிதா ஆனால் கோயில் திறக்காததால் வெளியவே நின்றவாறு தனது நாக்கை அறுத்து கொண்டவர் அதனை கோயில் வாசலில் வைத்து காணிக்கையாக்கியுள்ளார் சிறிது நேரத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த வனிதாவை அப்பகுதியினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வெற்றியும் தோல்வியும் மக்கள் செலுத்தும் வகையில் இருப்பதே தவிர மூட நம்பிக்கையினால் இல்லை என்று தெரியாமல் குடும்ப பெண் ஒருவர் நாக்கை அறுத்து கொண்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்